என்னோட பெஸ்டிக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்வேன் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேணால் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் நான் யார் கூட அதிகமாக பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதில் எப்போவுமே உன்னை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது எப்போவுமே என்னோட ஹார்ட்டில் உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு எப்போவுமே நீ மட்டும்தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்